வணக்கம் yours welcome back to dream டுவே நாம் இன்னைக்கு எந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க போகிறோம்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கம் இருக்கும் தெப்பம்பட்டி வேலப்பர் கோவில் ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த லொக்கேஷன் ஒரு அமைதியான அருமையான இடங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கோவில் மற்றும் இங்கே எடுத்த படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கோவில் தேனி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க ஆண்டிப்பட்டியில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் உத்திர தேர் திருவிழா இங்கு வெகு சிறப்பா நடக்குங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் எனும் பழமொழிக்கு ஏற்ப இந்த வேலப்பர் கோவிலில் முருகப்பெருமான் மூலவராக அமைந்திருக்காருங்க இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குதுங்க அது என்னன்னா கோவிலுக்கு தெற்கே ஒரு மரத்தின் அடியில் எப்போதுமே வற்றாத நீர் ஊற்று ஒன்று இருக்குதுங்க இந்த நீர் ஊற்று மாமரத்து அடியில் ஊற்று வருவதால் இந்த கோவிலுக்கு மற்றொரு பேரான மாவூற்று வேலப்பர் என்றும் இந்த கோவில அழைக்கப்படுதுங்க இந்த கோவிலில் மொத்தம் முன்னூறு படிக்கட்டுகள் கொண்ட அமைப்பு இருக்குது ஏறுவதற்கு ஈஸியா தாங்க இருக்கு நாங்க இந்த கோவிலுக்கு திருவிழாவுக்கு முன்பே வந்துட்டோம் அப்போது கோவிலில் சில பராமரிப்பு பணிகள் மற்றும் கட்டுமான பணிகள் இங்க நடைபெற்று இருந்ததுங்க இப்ப நம்ம பாக்குறவங்க எல்லாம் மணல் மூட்டையை தாங்க சுமந்துட்டு போறாங்க இப்ப நம்ம பைக் நிறுத்திருக்கோம் இல்லைங்க அங்கிருந்து மணல் மூட்டையை மாத்தி மாத்தி படிக்கட்டுல சுமந்துட்டு போறாங்க ரொம்பவும் கஷ்டமான வேலை தான் இது கீழே இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு மேலே வர வர படிக்கட்டுகள் கொஞ்சம் செங்குத்தா போகுதுங்க மேலே வந்ததும் கோவிலோட என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குதுங்க காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான கோவிலுங்க ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது தேனிக்கு வந்தீங்கன்னா இந்த வேலப்பர் கோவிலை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் காட்டுக்கு நடுவே இந்த கோவில் இருந்தாலும் பராமரிப்புலாம் நல்லாவே பண்ணுறாங்க இப்போ நம்ம கோவிலோட உள்பகுதிக்கு வந்துட்டோம் அப்படியே அந்த பக்கம் திரும்பினோம்னா மூலவரான முருகனை பார்த்த மாதிரி அவரோட மயில் வாகனமான மயில் சிலை இங்கே இருக்குதுங்க கோவிலை விட்டு கொஞ்ச தூரம் சைடில் வந்தோம்னா இங்கே தாங்க நான் சொன்ன நீர் ஊற்று இருக்குது இந்த நீர் ஊற்று ஊற்று அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே வந்தோம்னா இங்கேயும் ஒரு அழகான மரங்கள் நிறைந்த பகுதி இருக்குதுங்க இந்த லொக்கேஷன்லாம் எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா இதெல்லாமே படத்தில் காட்டியிருப்பாங்க அதனாலதான் தான் எல்லா பகுதியும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் படத்தில் வரும் காட்சிகள் ஒப்பிட்டு காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்காக தான் இதெல்லாம் சுற்றி சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்த இடங்கள் தாங்க கோவிலை சுற்றி இருக்குது இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்கள் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் கஸ்தூரி ராஜா அவர்கள் டைரக்ஷன்ல பிரபு அவர்கள் நடித்த படம் கும்மி பாட்டு இந்த படத்தில் வரும் அடி ஆசமச்சா வாங்கி தந்த மல்லிப்பூ பாடலில் பாதி பாடலை இங்க தாங்க எடுத்திருப்பாங்க இந்த பாடலில் ஒரு காட்சியில் இங்கிருக்கும் மயில் சிலை கிட்ட தான் தேவேனி அவர்கள் பேசுவது போல் ஒரு காட்சியில் காட்டியிருப்பாங்க இதே பாடலில் மற்றொரு காட்சியில் இங்கிருக்கும் அருவியும் நல்லாவே காட்டியிருப்பாங்க அடுத்து இந்த படலில் கோவிலின் மேல் பகுதியில் இருக்கும் மரங்கள் கிட்டையும் ஒரு சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க இந்த படலில் கோவிலோட எல்லா பகுதியும் நல்லாவே காட்டியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பொன்றம் அவர்கள் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கேரியர்லேயே திருப்புமுனை ஏற்படுத்தி மாபெரும் வெற்றி பெற்ற படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படத்திலும் ஒரு பாடல் இங்கே எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வரும் பார்க்காத பார்க்காத பாடல் பாதி பாடலே இந்த கோவில்ல தாங்க எடுத்திருப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாடலில் கோவில் படிக்கட்டுகளில் இருவரும் இறங்கி வருவது போல் ஒரு காட்சி காட்டியிருப்பாங்க அந்த காட்சிகள் இப்ப நாம பாக்குற இந்த படிக்கட்டுல தாங்க எடுத்திருப்பாங்க பார்க்காத பார்க்காத இதே படலில் இருவரும் மொபைலில் போட்டோ எடுக்கும் காட்சிகள் இருக்கும் அந்த காட்சிகள் கோவிலோட சைடில் இந்த மரங்கள் இருக்கும் இந்த பகுதியில் தாங்க எடுத்திருப்பாங்க பேக்ரவுண்டில் இங்க இருக்கும் கோவிலை நல்லாவே கட்டியிருப்பாங்க அடுத்து இதே படலில் கீழே இருக்கும் படிக்கட்டுகளிலும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க இங்க இந்த படங்கள் மட்டும் இல்லைங்க சிம்ரன் அவர்கள் நடித்த கோவில்பட்டி வீரலட்சுமி மற்றும் உதயநிதி அவர்கள் நடித்த ஒரு படமும் இங்க எடுத்திருக்காங்க கோவில்பட்டி வீரலட்சுமி படம் எடுக்கும் பொழுது இந்த கோவில் டோட்டலா மாறி இருக்குங்க அதை காட்டினா கம்பாரிசன்ல உங்களுக்கு புரியாது அதனாலதான் தான் நான் காட்டல ஏன்னா கோவில் அந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குங்க ஃபைனலா இந்த வேலப்பர் கோவிலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த கோவில் மற்றும் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதேபோல் வேறொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்